அனைவருக்கும் வணக்கம் bank Nifty future one minute chart June twenty nine market open ஆகிட்டு ஒரு ஒன் மினிட் கம்ப்ளீட் ஆகுது ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் just one minute nine sixteen ஏஎம்ல செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கிடைக்கும் போது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்து அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய line so thirty three two eighty five point eighteen இருக்குல்ல ஸோ இதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் கீழே இருக்க red colour line target line மேலே இருக்கிற ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டேடர் இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டில் எடுத்துக்கலாம் thirty three two eighty five option trader put ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஆகுது செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆக போகுது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக டவுன் சைட் இறங்கினால thirty three thousand two hundred and sixteen range sixteen seventeen அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைடில் இறங்கியிருக்கு மார்க்கெட் ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லேயே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட் கிட்டக்க மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பியூரான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மார்க்கெட் ஒரு டெத் ஸ்லோவில் போயிட்டே இருந்துச்சு பெரிய மூமெண்ட்டில் இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ரேலி கொடுக்க ட்ரை பண்ணாலும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட் தான் ரேலியை கொடுத்துச்சு இது பேங்க் நிஃப்டி தானான்ற லெவலுக்கு மார்க்கெட் ரொம்ப slow movement thirty three thousand three hundred range market இதிலே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு டுவெல் ஓ கிளாக் கிட்டக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்னதாக மார்க்கெட் மேலே ஒரு அப்பசைட் பிரேக் அவுட் அந்த பிரேக் அவுட்டில் நமக்கு பைக்காலாக சேஞ்ச் ஆகுது ஸோ பைக்கால் அப்படின்றனால இப்போ நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty three thousand three hundred and thirty அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு மேலே இருக்க green colour line target line கீழே இருக்க red colour line stop loss line first target thirty three thousand four thirteen இருக்குது ஸோ ஒரு எயிட்டி த்ரீ பாயிண்ட் மேலே இருக்குது இந்த eighty three point break out பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டூ எயிட்டி ஃபைவ்ல வந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டென்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு இதுவுமே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் இல்லை ரொம்ப வாலட்டைலாக தான் ட்ரேடிங் போச்சு நமக்கு பைக்கால் ஸ்டார்ட் ஆன twelve o'clock but target achieve பண்ணுறதுக்கு ஒன் டென் ஆயிருக்கு மோர் தேன் ஒன் நாட் மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு காலையில் செல் காலும் அப்படி தான் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல ஒரு ஓப்பனிங் மொமெண்டம் அதில் நல்ல ஒரு செவன்ட்டி பாயிண்ட் ரீச் அந்த மாதிரி கொடுத்தது அப்படியே ட்ரெண்ட் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் டுவெல் பிஎம்மில் ரிவர்ஸ் அந்த ரிவர்ஸுக்கு அப்புறம் ஒன் ஹவர் ட்ரேடிங் அந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட் ரேலி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்மளுடைய சார்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஒரு செல் கால் ஒரு பை கால் இந்த மாதிரி ஜெனரேட் ஆகிட்டு நமக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் டக்குன்னு ஒரு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சு நம்மளால் ஓன் ட்ரேட் பண்ண முடியும் இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் இதை வச்சு ஒரு ட்ரேட்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ